ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா என் வண்டியோட பேக் டயர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ என்னோடய வண்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா எமஹா ஃபேஸர் ஸோ இந்த வண்டி வாங்கி ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆகுது அண்டு இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன் ஸோ இப்போ தான் இதோட பேக் டயர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு ஸோ இந்த டயரை வந்து மாற்ற போகிறோம் ஸோ எதுக்கான இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டயர்லேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்பில் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரியான டயர் எந்த வண்டிக்கு சூட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஜெயன் டயர்ஸ்க்கு வந்திருக்கோம் இவங்க வந்துட்டு எம்ஆர்எஃப் டயர்ஸோட டீலர் இவங்ககிட்ட விசாரிக்கும் போது மொத்தம் டூ டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்துட்டு இந்த ஃபேஸர் வண்டிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த டூ டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒன்று வந்து ரேடியல் டயர் இன்னொன்று வந்து டயக்னல் டயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ரெண்டு டயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரேடியல் டயர் ஸோ இந்த ரேடியல் டயரோட மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதாவது ரேடியல் டயருக்கும் இந்த டயக்னல் டயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டயருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரேடியல் டயரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்துட்டு ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ இதோட பேஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே அகலமாக இருக்கும் கம்பேர்ட் டு இப்போ இருங்க இந்த டயக்னல் டயரை விட பார்த்தோம் அப்படின்னா இதோட பேஸ் வந்து ரொம்பவே அகலமாக இருக்குது பட் டயக்னல் டயரில் வந்துட்டு பேஸ் வந்து அந்த அளவுக்கு அகலமாக இல்லை பட் டயக்னல் டயர் வந்துட்டு ரேடியல் டயரை விட ரொம்பவே ஹைட்டாக இருக்குது அண்ட் டயக்னல் அப்படின்னும் போதே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து ரொம்ப க்ராஸ் பேட்டர்னாக இருக்குது ஸோ அதுதான் வந்து டயக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ரேடியலுக்கு வந்துட்டு க்ராஸ் பேட்டர்ன் கிடையாது ஸ்ட்ரைட் பேட்டர்ன் ஸோ வந்து ரோடோட பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் டயக்னலில் வந்துட்டு ரோடோட பேஸ் கம்மியாக இருக்கும் பட் லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேடியல் டயர் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் வருது அப்படின்னாக்கா இந்த டயக்னல் டயர் வந்து தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் வண்டியோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது ஹைட்டோட டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரேடியல் டயரோட பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரோடோட க்ரிப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு அதுவும் இல்லாமல் டயக்னல் டயரை விட ரேடியல் டயர் வந்துட்டு டிரைவிங்கில் ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும் அதாவது டயக்னல் டயர் வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது லைட்டாக அதோட ஷேப் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஷேப் மாறுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு வாப்ளிங் இருக்கும் ஒரு ஒரு ஷேக் இருக்கும் பட் வந்து ரேடியல் டயரில் வந்து நமக்கு அந்த ஷேக் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்துட்டு ரேடியல் டயரில் வந்துட்டு அதோட சைஸ் வந்து எக்ஸாக்டாக எனக்கு கம்பெனியில் கொடுத்த அந்த டயரோட சைஸ் இருக்காது அது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்டி இருக்குது அண்டு அதாவது டயக்னல் டயரோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி செவன்டி இருக்குது ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த ஹைட்டோட டிஃப்ரென்ஸும் வந்திருக்கு ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து இப்போத்துக்கு டிசைட் பண்ணிட்டேன் என்னை பொறுத்த வரையும் ரேடியல் டயர் தான் என்னோடய வண்டிக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டயல் செட்டுக்கும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என் வண்டிக்கு வந்துட்டு நான் ரேடியல் டயர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியல் டயர் வந்துட்டு கார்னரிங்லாம் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம கம்பேரிசனில் பார்க்கும்போதே ரேடியல் டயரோட பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அண்ட் பட் லைஃப் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ரேடியல் டயரோட டயக்னல் டயர் தான் வந்துட்டு லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக வருது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரேடியல் டயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வருது அப்படின்னாக்கா டேக்னல் டயர் வந்துட்டு தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து லைஃப் டைம் வருது ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் க கண்டிப்பாக வந்து டேக்னல் டயரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரேடியல் டயரை சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டியூப்லெஸ் டயரில் தான் இருக்குது அண்ட் ஈவன் வந்துட்டு ஃப்ரண்ட் டயரில் கூட இந்த ஆப்ஷன் கிடையாது எல்லாமே பேக் டயருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் விசாரித்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா கேடிஎம் பைக்கில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் டயரில் வந்து ரேடியல் டயருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா பைக்ஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் டயர் வந்து நைலான் டயர் தான் கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து பேக் டயருக்கு பார்க்கும்போது radial tyre and diagonal tyre ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவை எதுவோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மதுரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோம்